வணக்கம் இப்போ நாம க்ரூட் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா நவம்பர் டுவெண்ட்டி நைன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே ஆகுது ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ நமக்கு இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிட்டு மேலே வந்து ஏறிச்சு ஸோ கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் அவுட் ஆகிட்டே வரையில் ஒரு second level of break out வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த பிரேக் அவுட்டும் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்கு அதே பையிங் ட்ரெண்டாக க்ரீன் கலர் செல்லிங் டென்னா ரெட் கலர்னு சொல்லிட்டு கேண்டில் ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோம் ஸோ நமக்கு ஆல்ரெடி போயிட்டு இருந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் செலிங்டன் அதனால தான் உங்களுக்கு கேண்டில்ஸ் பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்குது ஸோ ஒன்ஸ் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகி மேலே வந்துட்டே இருந்தோன்னே நமக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பையிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறக்காண்டி தான் க்ரீன் கலரில் இப்போ கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு நமக்கு ட்ரேடிங் போகுது அடுத்து இதை என்ட்ரி எடுத்தால் அதாவது இந்த குரூட் பை பண்ணால் என்ன பாயிண்ட்டில் பை பண்ணலான்றதுக்கு அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது பாருங்கள் கேண்டில்லேருந்து buy at five three nine three so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் மேலே ரெண்டு க்ரீன் கலர் லைன்ஸ் இருக்குல்ல அதான் first target second target line கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் நமக்கு வந்திருக்க ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா five four zero six point forty eight so five three nine த்ரீல வந்தது ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை கேண்டில் ஸ்டிக்னுடைய மூமெண்ட்டை வச்சு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு பிரேக் அவுட்டை வந்து ஃபாலோ பண்ணும் அந்த பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகையில் நமக்கு வந்து பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் கேண்டில் அதே நமக்கு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா செல் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டு நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி தருது இது நம்ம மெயினாக வந்து ஈவினிங்கில் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஈவினிங் டைமில் தான் வந்து மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ அப்போ கிடைக்க கிடைக்கிற கால்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும் மார்னிங்கில் மூ மூவ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ஸ்லோவாக இருக்கும் ரொம்ப மார்க்கெட்டும் மூவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்காது கமாடிட்டிஸில் அதே ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மூவ் பண்ணும் அதுக்கு காரணமும் இருக்குது ஏன்னா ஃபாரின் மார்க்கெட்ஸ்லாம் ஓப்பன் ஆகுது ஸோ அதனுடைய அவங்களுடைய வால்யூம் இருக்குது நம்ம மார்க்கெட்டும் குளோபல் மார்க்கெட்டோட கனெக்ட் ஆகிருக்குன்றனால ஃபாரின் மார்க்கெட் ஓப்பன் ஆக ஆக நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய மூவ்மெண்ட் வால்யூம் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால தான் இப்போ ஈவினிங் டைமில் வந்து கமாடிட்டிஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கால் வந்து வந்திருக்கு ஃபைவ் த்ரீ நைன்ட்டி த்ரீல வந்திருக்க இந்த கால் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் பண்ணதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ஒரு டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு தேர்ட் கேண்டில் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு இந்த ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டிலுடைய கலர் சேமாகவே தான் இருக்கும் அதாவது க்ரீன் கலர்லேயே தான் இருக்கும் கேண்டில் கலர் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ யார் வேணாலும் ஜஸ்ட் நீங்கள் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றத கேண்டிலுடைய கலர் வச்சே ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா கூட ஓகே கேண்டில்ஸ் வந்து க்ரீன் கலரில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு அப்போனா மார்க்கெட் வந்து பையிங் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து என்ட்ரி எடுத்து எடுத்தால் எங்கே எடுக்கலான்றதுக்கு buy at five three ninety three so இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ அந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுதுன்றனால நம்ம ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுத்துகிட்டு டார்கெட்ஸும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு வந்திருக்க அந்த பைக்கால் எப்படி ஒர்க் அவுட் ஆன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜெனரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா அந்த பையிங் அந்த ஜெனரேட் ஆன அந்த ரேஞ்சிலே தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்